loops in Python spoken tutorial க்கு நல்வரவு இந்த டியூட்டோரியல் லில் நாம் கற்க போவது போர் லூப் ஐ பயன்படுத்துதல் வைல் லூப் ஐ பயன்படுத்துதல் பிரேக் கன்டின்யூ மற்றும் பாஸ் ஸ்டேட்மெண்ட் களை லூப் களை கையாள பயன்படுத்துதல் இந்த டியூட்டோரியல் ஐ ஆரம்பிக்கும் முன் கெட்டிங் ஸ்டார்ட்டட் வித் போர் மற்றும் கண்டிஷனல்ஸ் டியூட்டோரியல் களை முடிக்கவும் ஐபிதான் இன்டர்பிரிட்டர் ஐ துவக்குவோம் டெர்மினலில் டைப் செய்க ஐபிதான் வைல் லூப் உடன் துவக்குவோம் வைல் லூப் ஒரு கண்டிஷன் ட்ரூ ஆக இருக்கும் வரை ரிப்பீட்டட் எக்ஸிகியூஷன் க்கு பயன்படுகிறது 10 க்கு குறைவான ஒற்றைப்படை எண்களின் ஸ்க்வேர் களை while ஐ பயன்படுத்தி பிரின்ட் செய்வோம் டைப் செய்க i is equal to 1 while i less than 10 colon print i multiply by i i plus 2 இந்த லூப் 10 க்கு குறைவான ஒற்றைப்படை எண்களின் ஸ்க்வேர் களை பிரின்ட் செய்கிறது வைல் லூப் மீண்டும் மீண்டும் கண்டிஷன் ட்ரூ ஆ என செக் செய்கிறது அப்படி இருந்தால் லூப் க்குள் ப்ளாக் ஒஃப் கோடு ஐ எக்ஸிக்யூட் செய்கிறது மற்ற பைத்தோன் உள்ள ப்ளாக் ஐ போலவே வைல் ப்ளாக் இன் உள்ளே உள்ள கோடு 4 spaceகள் வலப்பக்கம் இண்டென்ட் ஆகிறது வீடியோவை இங்கே நிறுத்தி பயிற்சியை செய்தபின் தொடரவும் 10 க்கு குறைவான இரட்டைப்படை எண்களின் ஸ்க்வேர் களை வைல் லூப் ஐ பயன்படுத்தி பிரின்ட் செய்க தீர்வுக்கு டெர்மினலுக்கு மாறுவோம் டைப் செய்க i is equal to 2 while i less than 10 colon print i multiplied by i i plus is equal to 2 இப்போது 10 க்கு குறைவான ஒற்றைப்படை எண்களின் ஸ்க்வேர் களை போர் லூப் ஐ பயன்படுத்தி பிரின்ட் செய்வோம் நமக்கு தெரிந்தபடி போர் லூப் ஒரு லிஸ்ட் அல்லது மற்ற எந்த சீக்வென்ஷியல் டேட்டா டைப் மீதும் இட்டரேட் செய்யும் range பங்ஷன் ஐ பயன்படுத்தி ஒரு 10 க்கு குறைவான ஒற்றைப்படை எண்களின் லிஸ்ட் ஐ பெற்று அதன் மீது இட்டரேட் செய்து தேவையானதை பிரின்ட் செய்வோம் for n in range within brackets 1 comma 10 comma 2 colon print n multiply by n முன் போல அதே அவுட்புட் ஐ பெறுகிறோம் கோடு இன் வரிகள் குறைவு என்பதை கவனிக்க வீடியோவை இங்கே நிறுத்தி பயிற்சியை செய்த பின் தொடரவும் 10 க்கு குறைவான இரட்டைப்படை எண்களின் ஸ்க்வேர் களை போர் லூப் ஐ பயன்படுத்தி பிரின்ட் செய்ய கோடு எழுதுக தீர்வுக்கு டெர்மினலுக்கு மாறுவோம் டைப் செய்க for n in range within brackets 2 comma 10 comma 2 colon print n multiply by n இப்போது எப்படி பாஸ் பிரேக் மற்றும் கன்டின்யூ ஆகிய கீவர்ட்ஸ் ஐ பயன்படுத்துவது என்று பார்க்கலாம் ஏற்கெனெவே தெரிந்தபடி பாஸ் என்பது ஒரு சின்டாக்டிக் பில்லர் அது கோடு இல்லாத ப்ளாக் களை நிரப்ப உதவுகிறது டைப் செய்க for n in range within brackets 2 comma 10 comma 2 colon pass enter செய்க பிரேக் இன் பயன் மையத்தில் இருக்கும் லூப் இல் இருந்து வெளிவருவது ஜீரோவுக்கு குறைவான ஒற்றைப்படை எண்களின் ஸ்கொயர்களை வைல் லூப் ஐ பயன்படுத்தி பெற்றதை பிரேக் ஸ்டேட்மெண்ட் ஐ கொண்டு சற்று மாற்றலாம் டைப் செய்க i is equal to 1 while true colon print i multiply by i i plus 2 IF i is less than 10 colon break IF while loop இல் இல்லாததால் ஒரு சின்டாக்ஸ் எர்ரர் கிடைக்கிறது டைப் செய்க while true colon print i multiply by i i plus is equal to 2 if i less than 10 colon break if while loop இல் இருப்பதை உறுதி செய்க continue சொல்வது enna இது இட்டரேஷன் இல் மீதி லூப் க்கு எக்ஸிகியூஷன் ஐ தவிர்த்து இந்த இட்டரேஷன் இல் கடைசிக்கு போகவும் 0 க்கு குறைவான ஒற்றைப்படை எண்களின் ஸ்கொயர்களை மூன்றின் மடங்காக இல்லையானால் பிரின்ட் செய்ய நினைத்தால் போர் லூப் ஐ இப்படி மாற்றலாம் டெர்மினலில் டைப் செய்க for n in range within brackets 1 comma 10 comma 2 colon if n modulo 3 double equal to 0 colon continue print n multiply by n வீடியோவை இங்கே நிறுத்தி பயிற்சியை செய்தபின் தொடரவும் கன்டின்யூ keyword ஐ பயன்படுத்தி ரங்கே வித்தின் பிராக்கெட்ஸ் 2 காமா 102 உடன் உள்ள போர் லூப் ஐ மாற்றுக 10 க்கு கீழே உள்ள இரட்டைப்படை எண்களின் ஸ்க்வேர் களை 4 ன் மடங்காக இருந்தால் அச்சிடுக range பங்ஷன் கால் ஐ மாற்ற வேண்டாம் தீர்வுக்கு டெர்மினலுக்கு மாறுவோம் டைப் செய்க for n in range within brackets 2 comma 10 comma 2 colon IF n modulo 4 colon continue print n multiply by n இத்துடன் இந்த டியூட்டோரியல் முடிகிறது நாம் கற்றவை போர் மற்றும் வைல் லூப் களை பயன்படுத்தி ஒரு சீக்வென்ஸ் மீது இட்டரேட் செய்வது பிரேக் ஸ்டேட்மெண்ட் மூலம் லூப் இலிருந்து வெளிவருவது கன்டின்யூ ஸ்டேட்மெண்ட் மூலம் iterationகளை ஸ்கிப் செய்வது லூப் இல் பாஸ் ஸ்டேட்மெண்ட் ஐ பயன்படுத்துதல் சில சுய பரிசோதனை கேள்விகள் 1 கொடுத்தது range within brackets 1 comma 4 number 1 ஐ மட்டும் அச்சிட ஒரு கோடு எழுதுக 2 iterationகளை ஸ்கிப் செய்ய எந்த ஸ்டேட்மெண்ட் ஐ நீங்கள் பயன்படுத்துவீர்கள் பிரேக் பாஸ் கன்டின்யூ விடைகள் இதோ ஒன்று போர் லூப் ல் பிரேக் ஸ்டேட்மெண்ட் ஐ இப்படி பயன்படுத்தலாம் for i in range within brackets 1 comma 4 colon print i break 2 iterationகளை ஸ்கிப் செய்ய பயன்படுத்துவது கன்டின்யூ ஸ்டேட்மெண்ட் இந்த டியூட்டோரியல் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறோம் நன்றி